ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆண்டு என்னை தூங்குறாரு ஒரு விஷயத்தை உங்களுக்கு பிடிக்குதுங்கிறதுக்காக நீங்க செய்யக்கூடாது அதை அப்படியே ஆண்டு கிட்ட கொண்டு வச்சு பார்க்கணும் இது அவருக்கு இப்போ நீங்க ட்ரெஸ் பண்ணிட்டு போறீங்களம்மா ட்ரெஸ் பண்றீங்களா பண்றீங்களா இல்லையா என்ன பார்த்து எப்படி தெரியுது தெரியுது ட்ரெஸ் பண்றீங்களே தனியா போறீங்க அப்படிங்கும் போது உங்க ஸ்டைல்ல ஒரு மாதிரி மூச்சியில பாரு சொல்லுமா நல்லா அது ஒரு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸோட போனா அது எப்படி அது எப்படி மாறுது என்ன துணிக்கு பதிலாக வேற ஏதாவது செட்டு பொத்திக்கிறீங்களா அப்புறம் அப்புறம் இருக்கு இருங்க நீங்க சொன்னாதான் உங்களுக்கு புரியும் அதுக்காக தான் கேட்டுட்டு இருக்கிறேன் தெரியாம கேட்டுட்டு இருக்கிறேன் சரி நீங்க மதிக்கிற ஒரு ஒரு ஒரு ஒரு உறவு நீங்க கணத்திற்குரியா நினைக்கிற உங்க அப்பா உங்க தாத்தா உங்க மாமா இவங்களோட போற மாதிரி இருந்தா மாதிரி நம்ம சொல்றேன் மாதிரி இல்ல இன்னும் நிறைய பேருக்கு புரியல பாரு கொஞ்சம் தெளிவா சொல்லுவாங்க அப்ப வந்து பாவாடை தாவணி அப்படி போயிடுவாங்க அப்போ பாவாடை தாவணி சேலத்துக்கு அப்படி போயிடுறது இல்லைன்னா கை இங்கிருந்து இங்க போயிருது கையே இல்ல இங்க போய்க்குது பார்க்கறவங்க கடை முடிக்கணும் இவங்க போட மாட்டாங்க தேவர் நினைக்கும் போது என்ன நடக்குதுங்கிறதுக்காக நான் சொல்றேன் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கீங்க உன்னை மட்டும் நினைச்சுக்கீங்க ஆண்டவர் இதை பார்த்துட்டு இருக்கிறார் இப்போ நான் தனியா போகல என் கூட யார் வரா சொல்லுங்க இந்த இடத்துல நான் தனியா இல்ல இந்த இடத்துல யார் இருக்கிறா உறவுகள் இல்லாம இருக்கலாம் மனுஷர்கள் இல்லாம இருக்கலாம் நீங்க நினைக்கிறவங்க இல்லாம இருக்கலாம் நீங்க மதிக்கிறவங்க இல்லாம இருக்கலாம் ஆனா எல்லாத்தையும் தாண்டி எந்த சூழ்நிலை எந்த இடத்துல உங்களுடைய தேவன் உங்களோட இருந்து இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் இந்த எண்ணெய் இருந்துச்சுன்னா அருவறுப்பானதை செய்வீங்களா எப்படியா நீ பாட்டில் எடுக்கிற கையில எப்படி நீ அருவருப்ப கையில் எடுக்கிற உன் தேவன் உன்னோடு இருக்கிறார் சொன்னான் என் சகோதரியே தாய்மாரே தகப்பன்மாரே உங்க எல்லாரையும் பார்த்து கேட்கிற உன் பக்கத்துல உங்களோடு உன் ஆண்டவர் இருக்கிறார் சொன்னா அருவருப்பானதை தொடவோ பார்க்கவோ பேசவோ சிந்திக்கவோ கேட்கவோ உன்னால முடியுமா மரியாதைக்குரிய நீங்க மதிக்கிற பெரியவங்களுக்கு முன்னாடி கெட்ட வார்த்தை பேசுவீங்களா நீங்க மதிக்கிறவங்களுக்கு முன்னாடி பீடி சிகரெட் குடிப்பீங்களா நீங்க மதிக்கிறவங்களுக்கு முன்னாடி வேற மாதிரி கால் மேல உட்காந்துருப்பீங்களா நீங்க மறிக்கிறவங்களுக்கு முன்னாடி சேர் மேல சேர் போட்டு உட்காந்துருப்பீங்களா நான் கேட்கிறேன் இந்த உறவுகள் எல்லாம் விட ஆண்டவர் என்ன மட்டமானவரா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் மோஸ்ட் ஹை எவ்வளவு மேல அவ்வளவுதான் மேல அதுக்கு மேல அந்த இடத்துல என் ஆண்டவர் இருக்கிறார் அவரை நீ நினைக்கிறது என்ன தெரியுமா அர்த்தம் அவர் உன்னோடு இருக்கிறதா நினைச்சு உன்னை பார்க்கிறதா நினைச்சு உன்னை ஆராய்ந்து அறிகிறதா நினைச்சு உன்னுடைய எண்ணங்களை கரெக்ஷன் பண்ணிக்கிறது செயல்பாடுகளை சொல்லுங்க செய்கைகளை வாழ்க்கை முறைய சொல்லுங்க பேசுற பொய் பித்தலாட்டத சிந்தனையில் இருக்கிற அருவறுப்ப செயல்களில் காட்டு அருவறுப்ப பார்வையில் இருக்கிற இச்சைய எல்லாம் அவர் நினைக்கிறதுனா என்னன்னு சொல்றேன் சும்மா ஒரு சில்வர் டாலர் போட்டு அடிக்கடி எடுத்து பார்த்துக்கிறது அதை உழுக்கல போடு முடிஞ்சா முழுங்கி தண்ணி எடுத்து வாய்க்கல போட்டு தண்ணி எடுத்து மூழ்கிக்கும் சிலுமையா சிலுவை சிலுவை அல்ல சிலுவையின் மேல வந்து தூங்கினார் பாத்தியா அவர் தான் உன்னை ரட்சித்தார் நான் அடிக்கடி சொல்றேன் சிலுவையில இயேசுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் நிறைய பேர் செத்துருக்கிறான் கூடவே அவர் செத்த நாள்லயும் ரெண்டு பேரு நீங்க வச்சுட்டு இருக்கிற சிலுவை யாருடையது அதுக்கு என்ன ஆதாரம் ஆனா இயேசு ஒருத்தர் மட்டும்தான் இயேசு புரிந்து கொண்டவர்கள் பாக்கியவான் எந்த பேருக்கு உண்மையா புரியுது என்னை சிலுவை ரட்சிக்காது சொல்லுங்க சிலுவை டாலர் என்னை காக்காது சொல்லுங்க சிலுவைங்கிற பேர் என்னை காக்காது சொல்லுங்க சிலுவை மறித்த இயேசு இது எனக்கு புரியுதுன்னு தெரியல உணர்ந்தீங்களா